ஹலோ சுட்டீஸ் welcome back to my channel today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வைல்ட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லயன் சிங்கம் டைகர் புலி மங்கி குரங்கு கொரிலா மனித குரங்கு டிய மான் எலிஃபண்ட் யானை பிர் கரடி பேர்ட் சிறுத்தை பிளாக் பேண்டர் கருஞ்சிறுத்தை ஹைனா கழுதை புலி யாக் கவரிமா உல்ஃப் ஓநாய் போலர் பியர் பனிக்கரடி கேமல் ஓட்டகம் ஜிப்ரா வரிகுதிரை ரைனோசிரிஸ் காண்டாமிருகம் ஹிப்போபொட்டமஸ் நீர் யானை ஸ்னேக் பாம்பு ஆன்டிட்டர் எறும்புண்ணி ஓட்டர் நீர்நாய் கெம்லியான் பச்சோந்தி ஜிராஃப் ஒட்டகச்சிவிங்கி கேங்கரு பைமான் பொக்யூபைன் முள்ளம்பன்றி ஓகே சுட்டீஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்